வணக்கம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஸோ பொதுவாக ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குவீங்க கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பீங்க இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் எப்பயுமே மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரேக் அவுட் நடக்குதான்னு அனலைஸ் பண்ணோம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பைக்கால் போயிட்டுருக்கு ஸோ அந்த பைக்கால் முடிஞ்சோன்னே லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆனால் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த பை கால் டீட்டெயில் பார்த்துக்கோங்க buy at six eight sixty two தான் உங்கள் என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க green colour line target line கீழே இருக்க red colour line stop loss line first at six eight seventy nine அது எப்படி பிரேக் அவுட் பண்ண போதா இல்லை கீழே ரெட் கலர் லைன் டச் ஆகி ஸ்டாப் லாஸ் ஆக போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஹண்ட்ரடான பைக்கால் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் அட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது எப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு பாருங்கள் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் எயிட்டி டேரெக்டாக ரீச் கொடுத்து டார்கெட் ஒன் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்புறம் மார்க்கெட் நிறையா அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி வாலட்டைல் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டே இருந்துச்சு அகெயின் என்ட்ரி பாயிண்ட் வந்துச்சு மறுபடியும் டார்கெட் ஒன் அச்சீவ் பண்ணுச்சு இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் மேல் ஆகுது மார்க்கெட் நல்ல ஒரு கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் எப்போல்லாம் ட்ரெண்டு மாறுதோ அப்போல்லாம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்னு நம்ம பைக்கால் ஜென்ரேட் ஆனதை பார்க்கல ஆனால் இப்போ செல் கால் ஜென்ரேட் ஆனதை பார்க்குறோம் செல் கால் வந்திருக்கு அப்படின்றனால நமக்கு கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு sell at six eight four ஃபைவ்னு நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் கால் ஜென்ரேட் ஆனால் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு ரொம்ப அதை அப்ளை பண்ணி நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல எப்படி இந்த வீடியோ சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸை பார்த்துட்டு உங்களுடைய ட்ரேடிங்கை பண்ணிக்க போகிறீங்க பிகினர்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும் நீங்கள் நிறையா ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி இன்ட்ராடே ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ நல்ல நுணுக்கமாக கேண்டில் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக ட்ரெண்டு மாறையில் கேண்டில் கலரை மாற்றிட்டு நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும் நீங்கள் சும்மா வீ எப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே ரெட் கலரில் இருக்குது இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத அந்த சார்ட் நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குது ஸோ இதை வச்சு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணி நீங்கள் இதை ஒரு சப்போர்ட்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுடைய ஓன் டார்கெட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் காலை பார்த்துடலாம் பைக் கால் இங்கே தான் ஜென்ரேட் ஆச்சு six eight sixty two market நல்லா டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணதை பார்த்தோம் sell call six eight forty five இருக்குது first start six eight twenty seven இருக்குது ஸோ இது எப்படி போகுது மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் தருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆனது இப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நமக்கு டார்கெட் ஒன் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது ஸோ ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆனது up and down heavy volatile நிறைய மூமெண்ட் போனாலும் ஃபைனலாக நமக்கு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எவ்ரிடே வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் கேண்டில் கலரை மாற்றிட்டு உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் கொடுக்க போது அதை பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க தேங்க்யூ